நகைக்கடன் முறைகேடு குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழக அரசு குழுவை அமைத்திருக்கிறது கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட அனைத்து நகை கடன்களையும் ஆய்வு செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு குழு அமைத்திருக்கிறது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் பெறப்பட்ட நூறு விழுக்காடு நகைக் கடன்களை இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதில் முறைகேடுகள் அம்பலமானதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை அமைத்திருக்கிறது சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு செய்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் அக்குழுவிற்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட அனைத்து நகை கடன்களையும் ஆய்வு செய்ய ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு குழுவை அமைத்திருக்கிறது இக்குழு சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கையை தாக்கல் செய்யவும் மாநில அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார் ரமேஷ் இந்த குழுவின் பணிகள் என்ன எப்போதிலிருந்து இவர்கள் ஆய்வு பணியை தொடங்குவார்கள் அதாவது ஐந்து சவரன் மட்டுமில்லாம வங்கிகள்ல பெறப்பட்ட நூறு சதவீத பொது நகை கடனையும் ஆய்வு செய்து குழு அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏராளமான முறைகேடு நடந்திருப்பதா கடந்த சில தினங்களா புதிய தலைமுறைகளுக்கும் நம்ம செய்தி வெளியிட்டு வந்தோம் ஐந்து சவரனுக்கு உட்பட்டு மட்டுமல்லாமல் கூட்டுறவு வங்கியில் வழங்கப்பட்ட அனைத்து பொது நகை கடன்களையும் ஆய்வு செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது கூட்டுறவு பதிவாளர் கூட்டு வங்கியின் தரக மேற்பார்வையாளர் நகை மதிப்பீட்டாளர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கூட்டு வங்கிகளில் பெறப்பட்ட நூறு சதவீத நகை கடன்களையும் ஆய்வு செய்யும் சென்னை மண்டலத்துல துணை பதிவாளர்களை கொண்ட குழு அமைத்து நகை கடன்களை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு செய்து நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கு ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான அந்த கடன்களை தள்ளுபடி செய்ய ஆனா வந்து கணக்கு போட்டு பார்த்தா பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு மேல இருக்கு எனவே அந்த ஆறாயிரம் கோடி எப்படி வந்து கழிக்கிறது அப்படின்றத பத்தி இது ஆலோசனை இருக்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது கூட்டுறவு சங்க பதிவாளர் சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் வந்து தெய்கா தேட்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு அந்த இடத்துல இருந்து தான் இந்த அறிவிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அனைத்து மண்டல வேளாண் இயக்குநர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த மண்டலங்கள் பெயரோடு வெளியிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்